ஆன் ஃபார் இன்ஸ்டாலேஷன் அதுவே வந்து என்னென்ன தேவையான கை எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு தானே இன்ஸ்டால் ஆகிடும் இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எழுபது ரூபா கன்வெர்ட் ஆகிடும் எஜுகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்க்கு தேவையான எல்லாமே கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இதுவும் இருக்கும் அதுவும் போல அது எடுபுண்டு அது மேலே இருக்கும் மேலே ஒரு எடுபுண்டு அடிஷனல் அடிஷனல் ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ ಆಗಿ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡ್ತಾರೆ நிறைய கவனிச்சு கேட்டீங்க எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு ரொம்ப நல்ல பயனுள்ளதாக ஒரு நிமிஷம் உங்களை அறிமுகப்படுத்திங்க என்னோட பேர் அபுபக்கர் சரிங்க எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்டேன் ரொம்ப நல்ல பயனுள்ளதான ஒரு இது சொல்லியிருக்காங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த தமிழில் எப்படி பண்ணுறது அப்படின்ற என்ன சொல்லி சரி இப்படி டைப் பண்ணுறது அதாவது பேசிக் இது என்னன்றது சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அடிஷ்னல் இது சொல்லியிருக்காங்க பசங்களுக்கு என்ன தேவையான அந்த உங்கள் குழந்தைங்களுக்கு ஆமா அது இதை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் இருக்குங்கிறது இப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் டைம் நான் தெரியும் பயனுள்ளதாக இருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ